வெல்கம் டு ஐயனார்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் சேர்ந்த மாதிரி சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் அதிகமான இரும்பு சத்து உள்ள கீரை முதுகு தண்டு வடத்தில் ப்ராப்ளம் எலும்பில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மாசமாக இருக்கிறவங்கெல்லாம் இது சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கட்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒரு கட்டு கீரையும் சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இலையை மட்டும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த தண்டு இலவும் தண்டாக இருந்ததுன்னா நீங்கள் இதையும் சேர்த்தே சமையலில் எடுத்துக்கலாம் ஒரு கட்டு கீரைக்கு அஞ்சு பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பத்து பல் பூண்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு கட்டு கீரைக்கு ரெண்டு தக்காளி தக்காளியை கட் பண்ணக்கூடாது முழு தக்காளியாக தான் எடுத்துக்கணும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததுக்குனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன் இல்லை பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தக்காளி எடுத்திங்கன்னா போதும் இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சேர்த்து நல்லா மேலே வரைக்கும் புஷ்ஷுன்னு ஆவி வர்ற வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அது வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடுவோம் அப்போது அது கரெக்டாக ஒன்று போல் எல்லா கீரையும் சமமாக வேகும் பாருங்கள் நல்லா இந்தளவு புஷ்ஷுன்னு மேலே ஆவி வந்துருச்சுன்னா கீழே உள்ள கீரை எல்லாமே ஒன்று போல் வெந்திருக்கும் அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக தள்ளிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் அளவுக்கு மூடுங்க பாருங்கள் ஒரு நிமிஷம்தான் ஆகுது ஒரு நிமிஷத்தில் நல்ல கீரை எல்லா கீரையும் ஒன்று போல் வெந்திருக்கு ஆனால் கலர் பச்சை கலர் மாறவே இல்லை பாருங்கள் இந்தளவுக்கு வெந்ததுன்னா போதும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க இது நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் குறையும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஆற வச்சதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நெய்யாக மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா சீரகம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த பட்டரில் இந்த சீரகத்தை வறுக்கும் போது அதோடைய வாசனையே நல்லா வரும் உங்களுக்கு சமையலில் நீங்கள் பட்டர் ஃபுல்லாக உருகுனதுக்கப்புறம் போடாதீங்க அப்படி உருகிடுச்சுன்னா உங்களுக்கு நெய் வாசனை மாறிடும் நீங்கள் எண்ணெயில் வேணும்னா எண்ணெயில் செய்யலாம் நீங்கள் பட்டர் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா பட்டர் உருகிறதுக்கு முன்னாடியே சீரகத்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்தளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கணும் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் மிளகாய்த்தூள் வந்து நம்ம ஏற்கனவே அஞ்சு மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் இதை போட்டு நல்லா இந்த வெங்காயத்துலேயே நல்லா வதக்கிக்கோங்க இந்த தனியாத்தூள் அந்த பட்டரில் நல்லா பொறிஞ்சோன்னா உங்களுக்கு அது வாசனையே நல்லா அந்த ஃப்ளேவர் சூப்பராக தூக்கி கொடுக்கும் இந்த சமையலுக்கு இந்த அளவுக்கு நல்லா நின்று அந்த வாசனை பச்சை வாசனை ஃபுல்லாக போய் பொரிஞ்ச வாசனை வந்தவுடனே நம்ம கீரை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் மிளகாத்தூள் நிறைய சேர்க்காதீங்க சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும் இந்த க்ரீன் கலர் வராது அதே மாதிரி நீங்கள் இந்த இதில் அரைச்சிட்டு இதில் ஊற்றி ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விடணுங்கிற அவசியமும் இல்லை ஏற்கனவே நீங்கள் பட்டரில் மசாலாவை ஃபுல்லாக நல்லா வறுத்துட்டிங்க அது பொரிஞ்சதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கொதி வந்ததுன்னா போதும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் கீரைங்கிறதுனால இந்து உப்பு சேர்த்துருக்கேன் அதோடைய சத்து நமக்கு குறையாமல் கிடைக்கணுங்கிறதுக்காக நல்லா கலந்து விட்டுட்டு பன்னீர் இரநூறு கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி இதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்க வேண்டியது தான் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்ததுன்னா போதும் உங்களுக்கு இந்த கீரையோட இந்த டைமில் பாருங்கள் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வேறு ஒன்றும் இல்லை அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கட்டாயமும் கிடையாது வேறு ஒன்றும் இல்லை பாலுடைய ஆடை தான் நீங்கள் அதை எடுத்து வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதும் அது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிச்சான டேஸ்ட் வந்துடும்